வெல்கம் டு மை ஷெல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாம்பழ ஜூஸ் தான் அது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி மாசான் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு அதை விட நம்ம வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு இந்த சைஸில் நான் இதை மாதிரி ரெண்டு மாம்பழம் எடுத்து சீவி இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ண போகிறேன் பாருங்கள் மாம்பழம் பார்த்திங்கன்னா முக்கனிகளில் ஒன்று அப்படி சொல்லும்போதே அதோட எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அது எவ்வளோ ஸ்வீட்னஸாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இப்போது க தோல் சீவின மாம்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மேங்கோ ஜூஸ் வந்து குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி குடிக்கக்கூடிய ஒன்று கடைக்கு போனாலே அவங்க ஸ்லைஸு அப்புறம் ஃப்ரூட்டி மாசான்னு தான் கேட்பாங்க அப்படி கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ரெண்டு மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறேன் மாம்பழம் கூட இந்த சின்ன சைஸு மூணு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இஞ்சி சேர்த்து தான் கொடுக்கணும் இங்கே பாருங்கள் நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு இந்தளவு நல்லா மாவாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு சின்ன சின்ன பீஸாக எதுவும் கிடைக்கக்கூடாது குட்டீஸ் வந்து மாம்பழம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது இல்லைனா வயிறு சம்மந்தமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் நம்ம முன்கூட்டியே இஞ்சி சேர்த்து கொடுக்கலாம் இப்போ வந்து சுகர் சிரப் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணிக்கு முக்கால் கப் சுகர் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் நம்ம வந்து கம்பிப்பதம் வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் நல்லா சுகர் அவ்வளோ கரைஞ்சி இந்த மாதிரி அந்த சிரப் வந்து நல்லா கொதிக்கிற நேரம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மேங்கோ ஜூஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நார் மாம்பழ ஜூஸ் குடிக்கிற மாதிரி வந்து குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது இது சுகர் சிரப் பண்ணி நீங்கள் அதுக்கடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா பபுள்ஸாக வர ஆரம்பிக்குது பாருங்கள் இவ்வளோதான் சுவையான மேங்கோ ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஃப்ரூட்டி மாசா அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் லிக்யூடாக தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த அளவு போதுமானது நான் இப்படியே சர்வ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி இந்த மேங்கோ ஜூஸ் செஞ்சு